இப்போ நாம் வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் கோதுமை மாவு மூணு கப் ஒரு கப் வெந்தயக்கீரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான எண்ணெய் உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான தண்ணி கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சு காட்டுறேன் மாவில் இது போல் சப்பாத்தி போல் திரட்டி இப்போ வந்து நம்ம வந்து அதை சுட போகிறோம் இது வந்து நம்ம வெண்ணெய் கொஞ்சம் போட்டு சுடலாம் இல்லை நான் எண்ணெய் போடுறேன் நெய்யும் போட்டு சுட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு சைடும் வந்து நல்லா வேகிற மாதிரி நம்ம இப்போ ஆயில் போட்டுக்கலாம் வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிக் இருக்கிறவங்க இது ரெகுலராக வந்து சாப்பிட்டா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும் இப்போ அடுத்த சைடும் எண்ணெய் போட்டுக்கலாம் இது கொலஸ்ட்ரால் குறையும் இது வந்து ரெகுலராக சாப்பிட்டோன்னா முடி கூட வந்து நல்லா வளரும் முடிக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெந்தயக்கீரை நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபி இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் இன்னும் நிறையா ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.